ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு வயதான ஒரு முதியவரை ஒரு முறை நான் சந்தித்தேன் அவர் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் ஏராளமான வசதிகளும் சொத்துக்களும் அவருக்கு இருந்தது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்த கடவுளையுமே அவர் நினைத்து வழிபாடு செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு நாள் வெளிநாட்டிற்கு போக வேண்டிய சிங்கப்பூருக்கு போக வேண்டிய பிஸ்னஸ் விஷயமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அந்த சிங்கப்பூருக்கு அவர் போன பொழுது அவருக்கு திடீரென்று காய்ச்சல் அதிகமானது அந்த மீட்டிங்க்கு போக வேண்டிய அவர் மீட்டிங்க்கு போக முடியாமல் தன் தங்கியிருந்த ஹோட்டலிலேயே படுத்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார் என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே எப்படி அந்த மீட்டிங்க்கு போவது என்று அவர் அப்படி அழுது கொண்டே இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ளே பிரவேசித்தது அந்த வெளிச்சத்திலே இயேசு நின்று கொண்டிருந்தார் பிரைசலாம் அல்ல லூயா இயேசு நின்று அவரை பார்த்து சொன்னார் அழாதே நான் உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொன்னார் அல்ல லூயா அந்த முதியவர் என்னிடத்திலே சொன்னார் பிரதர் நான் அவரை சட்டை கூட பண்ணவில்லை என் வாழ்க்கையிலே அவரை உதாசீனப்படுத்தித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தா என் வேதனையில் வியாதியில் அவர் என்னை தேடி வந்து சுகப்படுத்தினார் அதுதான் ஆண்டவருடைய அன்பு பிரைசலோ அவர் நீதிமான்களை தேடி வரவில்லை பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னவர் இன்றும் கூட பாவிகளை அவர் நேசித்து அவர்களுக்காகவே தன் உயிரை கொடுத்தார்